அன்பு நண்பர்களே டி ஐஐடி பாம்பே சார்பாக உங்களை இந்த செய்முறை விளக்க பயிற்சிக்கு வரவேற்கிறோம் இந்த பயிற்சியில் விண்டோஸ் மூவி மேக்கரை பயன்படுத்தி எவ்வாறு எடிட் செய்வது என்பதை அறிந்து கொள்வோம் விண்டோஸ் மூவி மேக்கர் என்பது மைக்ரோசாஃப்ட் கழகத்தின் ஒரு எடிட்டிங் மென்பொருள் இது அனைத்து புதிய Windows OS version ME XP விஸ்டாவில் உள்ளது உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த மென்பொருள் இல்லை என்றால் நீங்கள் www dot Microsoft dot com slash downloads என்ற இணையதளத்தில் இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த மூவி கிளிப்பை கேட்பதற்கு உங்களுக்கு ஸ்பீக்கர் அல்லது ஹெட்செட் தேவைப்படும் இந்த மென்பொருளை உபயோகிக்க விண்டோஸ் மூவி மேக்கர் பட்டனை இரண்டு முறை கிளிக் செய்யவும் உங்கள் திரையில் மூவி ப்ரொஜெக்டைக் காணலாம் நீங்கள் வலது மேல்புறத்தில் மெயின் மெனுவை காணலாம் இதில் நிறைய ஆப்ஷன்கள் உள்ளது இவற்றை விரிவாக இந்த பயிற்சியில் அறிந்து கொள்வோம் திரையில் இடதுபுறத்தில் மூவி டாஸ்க் பேனல் உள்ளது மத்தியில் கலெக்ஷன் பேனல் மற்றும் வலதுபுறத்தில் டிஸ்பிளே பேனலை நீங்கள் காணலாம் நீங்கள் விண்டோஸ் மூவி மேக்கரை முதல் முறையாக உபயோகப்படுத்தும் போது கலெக்ஷன் பேனல் காலியாக இருக்கும் தேவையான அனைத்து வீடியோ கிளிப்ஸ் ஆடியோ நரேஷன்ஸ் மற்றும் மியூசிக் ஃபைல்ஸை இம்போர்ட் செய்யும் போது அதனை கலெக்ஷன் பேனலில் காணலாம் நீங்கள் இந்த மென்பொருளை முன்பே பயன்படுத்தி இருந்தால் நீங்கள் முன்பு பயன்படுத்திய வீடியோ மற்றும் ஆடியோ கிளிப்ஸ் உங்கள் கலெக்ஷன் பேனலில் தெரியும் கண்ட்ரோல் Ctrl+A கீயை பயன்படுத்தி கலெக்ஷன் பேனலில் உள்ள அனைத்து கிளிப்ஸையும் தேர்வு செய்து ஏதாவது ஒரு கிளிப்பில் ரைட் கிளிக் செய்வதன் மூலம் இதை டெலீட் செய்யலாம் இதனால் ஸ்கிரீனில் காலியான மூவி ப்ராஜெக்ட் கிடைக்கும் இப்பொழுது தேவையான ஃபைல்ஸை நீங்கள் விண்டோஸ் மூவி மேக்கருக்கு இம்போர்ட் செய்து கொள்ளலாம் மூவி டாஸ்க் பேனலில் பலவிதமான ஆப்ஷன்களை காணலாம் இதில் capture video edit movie finish movie மற்றும் மூவி மேக்கிங் டிப்ஸ் ஆகியவை முக்கியமான ஒன்றாகும் கேப்சர் வீடியோ ஆப்ஷனில் இம்போர்ட் வீடியோ ஆப்ஷனை காணலாம் இதை கிளிக் செய்யவும் மாறாக நீங்கள் மெயின் மெனுவில் உள்ள ஃபைல் பட்டனை கிளிக் செய்து இம்போர்ட் இன்டு கலெக்ஷன் சப் ஆப்ஷனை தேர்வு செய்யலாம் இவை இரண்டும் இம்போர்ட் ஃபைல் டயலாக் பாக்ஸை திரையில் ஓப்பன் செய்யும் இங்கு நீங்கள் எடிட் செய்வதற்கு தேவையான வீடியோவை சரியான பாத் மற்றும் ஃபைல் நேம் கொடுத்து தேர்வு செய்யலாம் நான் இந்த வீடியோவை தேர்வு செய்து இம்போர்ட் பட்டனை கிளிக் செய்கிறேன் தேவையான வீடியோ கலெக்ஷன் பேனலில் உள்ளது வீடியோவில் அளவு பெரியதாக இருப்பின் விண்டோஸ் மூவி மேக்கர் தானாகவே சிறு சிறு கிளிப்களாக கிளிக் செய்து கொள்ளும் கீபோர்டில் கண்ட்ரோல் ஏ கீயை பிரஸ் செய்து அனைத்து கிளிப்ஸ்களையும் தேர்வு செய்யவும் இப்போது மவுஸில் ரைட் கிளிக் செய்து ஆட் டு டைம்லைன் ஆப்ஷனை தேர்வு செய்யவும் கிளிப்ஸ்கள் டைம் லைனில் வரிசையாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு கிளிப்பாக கலெக்ஷன் பேனலில் இருந்து டிராக் செய்தும் டைம் லைனில் ஆட் செய்யலாம் விஸ்டாவை பயன்படுத்தும் பொழுது மூவி கிளிப்ஸ்கள் சிறு சிறு கிளிப்களாக கிளிக் செய்யாது கிளிப்பின் மீது ரைட் கிளிக் செய்து ஆட் டு டைம்லைன் ஆப்ஷனை தேர்வு செய்யவும் இது முழு கிளிப்பையும் டைம்லைனில் ஆட் செய்யும் சிறிய நீல செவ்வகத்தை டைம்லைனின் மேல்புறத்தில் கவனிக்கவும் இது ஃப்ரேம் ஹெட் என அழைக்கப்படும் இது வீடியோவின் தற்போதைய பொசிஷனை காண்பிக்கும் பொதுவாக இது டைம்லைனின் ஆரம்பத்தில் இருக்கும் முதல் கிளிப்பை கிளிக் செய்யவும் டிஸ்பிளே பேனலில் வீடியோவின் முதல் ஃப்ரேமை காணலாம் வீடியோ பிளே போது டிஸ்பிளே பேனலில் நீங்கள் காணலாம் நீங்கள் VCR கண்ட்ரோல் பட்டன்களை டிஸ்பிளே பேனலில் அடியில் காணலாம் இதை பற்றி விரிவாக காண்பதற்கு முன்பு நான் பிரேம் ஹெட்டை இங்கு நகர்த்துகிறேன் முதல் பட்டன் பிளே மற்றும் பாஸ் இது பிளே மோடில் இருக்கும்போது பிரேம் ஹெட்டின் முன்புறமாக நார்ந்து செல்லும் இது பாஸ் மோடில் இருக்கும்போது ஃப்ரேம் ஹெட் தன் நிலையிலேயே நிற்கும் இரண்டாவது பட்டன் பிளேபேக்கை ஸ்டாப் செய்வதற்கு பயன்படுகிறது இதை கிளிக் செய்யும் போது பிளேபேக் ஸ்டாப் ஆகும் ஆனால் ஃப்ரேம் ஹெட் மறுபடியும் டைம் லைனின் ஆரம்பத்திற்கு சென்றுவிடும் இப்போது நான் ஃப்ரேம் ஹெட்டை இங்கு நகர்த்துகிறேன் மூன்றாவது பட்டன் ஒரு கிளிப்பை ரீவைண்ட் செய்ய உதவும் இப்போது ஃப்ரேம் ஹெட் ஒரு கிளிப்பின் பின்னோக்கி செல்வதைக் காணலாம் ஆறாவது பட்டன் ஒரு கிளிப்பை ஃபார்வர்ட் செய்ய உதவும் நான்காவது மற்றும் ஐந்தாவது பட்டன்கள் இவ்வாறு ரீவைண்ட் மற்றும் ஃபார்வர்ட் செய்ய உதவும் இது ஸ்ப்ளிட் பட்டன் என அழைக்கப்படுகிறது இது ஆடியோ மற்றும் வீடியோ கிளிப்களை தற்போதைய பொசிஷனில் இரண்டாக ஸ்ப்ளிட் செய்ய உதவும் இதன் செய்முறையை இப்பொழுது காண்போம் நான் ஃப்ரேம் ஹெட்டை இங்கு நகர்த்துகிறேன் பின் ஸ்ப்ளிட் பட்டனை கிளிக் செய்கிறேன் இரண்டாக ஸ்பிளிட் செய்யப்பட்ட வீடியோ கிளிப்பை காணவும் இது மிகவும் சக்தி வாய்ந்த எடிட்டிங் டூல் ஆகும் இப்போது டைம்லைனின் அவுட்டை விரிவாக காணலாம் டைம்லைன் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை வீடியோ ஆடியோ அல்லது மியூசிக் மற்றும் டைட்டில் ஓவர்லே வீடியோவின் அருகில் உள்ள பிளஸ் குறியை கிளிக் செய்யவும் இது வீடியோ டைம்லைனை எக்ஸ்பேண்ட் செய்து ஆடியோ டைம்லைனை காண்பிக்கும் இது டப்பிங் செய்வதற்கு உதவியானது டப்பிங் செய்வது எப்படி என்பதை மற்றொரு செய்முறை விளக்க பயிற்சியில் தெரிவித்துள்ளோம் ஆர்வமானவர்கள் அதனை காணலாம் நான் இப்பொழுது வீடியோ டைம்லைன் பட்டனை கிளிக் செய்து கொலாப் செய்கிறேன் டைம்லைனிற்கு மேலுள்ள ஐகான்கள் எடிட் செய்வதற்கு உதவுகிறது ஜூம் பட்டன் வீடியோ டைம்லைனை ஸ்ட்ரெச் செய்வதால் ஒவ்வொரு வீடியோ ஃப்ரேமையும் எடிட் செய்யலாம் ஜூம் அவுட் பட்டன் வீடியோவை கொலாப் செய்வதால் நாம் மொத்த வீடியோவை டைம்லைனிற்குள் காணலாம் இது டைம் டைம்லைன் பட்டன் இதை பிரஸ் செய்யும் போது ஃப்ரேம் ஹெட் உங்கள் வீடியோவின் ஆரம்பத்திற்குச் செல்லும் இது பிளே டைம்லைன் பட்டன் இதை கிளிக் செய்வதன் மூலம் வீடியோவை டிஸ்ப்ளே பேனலில் பிளே செய்யலாம் இது VCR கண்ட்ரோல் பிளே பட்டன் போலவே பணிபுரிகிறது விண்டோஸ் மூவி மேக்கரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள மூவி ஸ்டாக் பேனலில் உள்ள மூவி மேக்கிங் டிப்ஸ் ஆப்ஷனை ஆராய்ந்து அறிந்து கொள்ளவும் இப்போது நாம் விண்டோஸ் மூவி மேக்கர் ஸ்கிரீனின் அடிப்படை லேஅவுட்டை பார்த்தோம் நாம் எவ்வாறு வீடியோ போர்ஷனை ஆட் மற்றும் ரிமூவ் செய்வது என்பதை காணலாம் வீடியோ இம்போர்ட் செய்த பிறகு அதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை பிளே செய்து எந்த எந்த இடங்களை நீங்கள் எடிட் செய்ய வேண்டும் என்பதை குறித்துக் கொள்ளவும் நான் இந்த இடத்தில் சிறு நொடிகள் வீடியோவை ரிமூவ் செய்ய வேண்டும் அதனால் ஃப்ரேம் ஹெட்டை இங்கு நகர்த்தி கிளிப்பை ப்ளே செய்கிறேன் இங்கு பிளேபேக்கை பாஸ் செய்கிறேன் ஏனென்றால் இதுதான் நான் ரிமூவ் செய்ய வேண்டிய வீடியோவின் ஆரம்ப பகுதி இப்பொழுது நான் ஸ்பிளிட் பட்டனை கிளிக் செய்கிறேன் இந்த இடத்தில் கிளிப் இரண்டாக பிரிவதை கவனிக்கவும் இங்கு நான் மீண்டும் பிளே செய்து டெலிட் செய்ய வேண்டிய வீடியோ முடியும் இடத்தில் பாஸ் செய்து ஸ்பிளிட் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் வீடியோ மறுபடியும் ஸ்ப்ளிட் செய்வதைக் காணலாம் இப்பொழுது நான் இந்த கிளிப்பை செலக்ட் செய்து கீபோர்டில் உள்ள டெலீட் கீயை பிரஸ் செய்வதன் மூலம் வீடியோவை ரிமூவ் செய்யலாம் அடுத்த கிளிப் முன்னோக்கி நகர்ந்து முந்தைய கிளிப்பின் உடன் சேர்வதை கவனிக்கவும் நீங்கள் கிளிப்பை டெலீட் செய்யும்போது ஆடியோ மற்றும் வீடியோ இரண்டும் டெலீட் ஆவதை நினைவில் கொள்ளவும் இதைப்போலவே நாம் வீடியோவில் இருந்து மற்ற போர்ஷன்களை டெலீட் செய்யலாம் இனி நாம் எப்படி மற்றொரு வீடியோவை ஆட் செய்வது என்பதை பார்ப்போம் நான் இந்த சிறிய வீடியோ கிளிப்பை என் வீடியோவில் சேர்க்க விரும்புகிறேன் அதனால் நான் இந்த வீடியோவை கலெக்ஷன் பேனலுக்கு இம்போர்ட் செய்து கொள்கிறேன் கிளிப் இப்பொழுது கலெக்ஷன் பேனலில் உள்ளது நான் இந்த கிளிப்பை டிராக் செய்து டைம்லைனில் வேண்டிய இடத்தில் டிராப் செய்வதன் மூலம் கிளிப் டைம்லைனில் தெரிகிறது நீங்கள் புதிய கிளிப்பை மற்றொரு கிளிப்பின் ஆரம்பத்திலோ அல்லது முடிவிலோ மட்டும் ஆட் செய்ய முடியும் என்பதை கவனிக்கவும் நீங்கள் கிளிப்பின் இடையில் மற்றொரு கிளிப்பை ஆட் செய்ய விரும்பினால் டைம்லைனில் உள்ள கிளிப்பை ஸ்லிப் செய்து புதிய கிளிப்பை ஆட் செய்ய வேண்டும் இதைப் போலவே நாம் எந்த ஒரு போர்ஷனையும் வீடியோவில் ஆட் செய்யலாம் இதே முறையை பயன்படுத்தி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வீடியோக்களை இணைக்கலாம் நான் இப்பொழுது எவ்வாறு கிளிப் அல்லது கிளிப் போர்ஷனின் நீளத்தை அதிகப்படுத்துவது என்பதை செய்து காட்ட விரும்புகிறேன் இது டப்பிங் செய்யும் பொழுது மிக உதவியாக இருக்கும் சில சமயங்களில் டப் செய்ய வேண்டிய மொழி ஒரிஜினல் மொழியை விட அதிக வார்த்தைகள் கொண்டதாக இருக்கும் அந்த நேரங்களில் நமக்கு வீடியோ கிளிப்களில் அதிக நேரம் தேவைப்படும் உங்களுக்கு தேவையான பகுதியை முன்பு சொன்ன முறைப்படி தேர்வு செய்யவும் நான் இதை செய்து காட்டுகிறேன் வீடியோவை இங்கு ஸ்ப்ளிட் செய்யவும் பிளே மற்றும் பாஸ் மறுபடியும் வீடியோவை ஸ்ப்ளிட் செய்யவும் ஸ்ப்ளிட் செய்த பகுதியை தேர்வு செய்து மவுஸில் ரைட் கிளிக் செய்து காப்பியை தேர்வு செய்யவும் ஃப்ரேம் ஹெட்டை பேஸ்ட் செய்ய வேண்டிய இடத்திற்கு நகற்றவும் மீண்டும் ரைட் கிளிக் செய்து பேஸ்டை தேர்வு செய்யவும் மாறாக நீங்கள் கீபோர்டில் உள்ள கண்ட்ரோல் ஐ காப்பி செய்வதற்கும் மற்றும் கண்ட்ரோல் ஐ பேஸ்ட் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் இந்த முறைப்படி நான் கிளிப்பை தேவையான நொடிகள் அதிகப்படுத்தி உள்ளேன் கிளிப்பை அதிக நீளத்திற்கு அதிகப்படுத்தி எடிட்டிங்கின் முடிவில் தேவையற்ற பகுதிகளை கட் செய்வது சிறந்த முறையாகும் பொதுவாக மவுஸ் மூமெண்ட் இல்லாத கிளிப்பை தேர்வு செய்யவும் அதிக மவுஸ் மூமெண்ட்கள் பார்வையாளர்களை குழப்பத்திற்கு உண்டாக்கும் இதை நீங்கள் வீடியோவை எக்ஸ்டெண்ட் செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறாக நாம் விண்டோஸ் மூவி மேக்கரின் அடிப்படை எடிட்டிங் பண்புகளை அறிந்து கொண்டோம் இந்த வசதிகளை உங்கள் வீடியோவை விண்டோஸ் மூவி மேக்கரில் எடிட் செய்ய பயன்படுத்துங்கள் முன்பு சொன்னதைப் போல் நீங்கள் எவ்வாறு டப்பிங் செய்வது என்கின்ற செய்முறை பயிற்சியை காண விரும்பலாம் நீங்கள் எடிட்டிங் மற்றும் டப்பிங்கின் அடிப்படையை கற்ற பிறகு எவ்வாறு வீடியோ எஃபெக்ட்ஸ் மற்றும் டிரான்சிஷன் டைட்டில் அல்லது கிரெடிட் மற்றும் ஆடியோ அல்லது மியூசிக்கை உங்கள் வீடியோவில் ஆட் செய்வது என்பதை மற்ற செய்முறை பயிற்சியில் கண்டு தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நேயர்கள் எங்களது W W dot spoken tutorial dot org இணையதளத்தைக் காணலாம் இந்த பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் இப்படிக்கு அன்புமதி சி டி ஐஐடி பாம்பேவிற்காக இந்த செய்முறை பயிற்சியை கண்டதற்கு நன்றி